Hello. Here's a little song that I wrote. And uh, in this time of uncertainty, I hope this gives you some solace, brings you some joy, and uh, also makes you think a little bit. And celebrate the human spirit. So here goes. 哎。 வைரசை வெல்லும் வழிபாரு கோவிட் வைரசை வெல்லும் வழிபாரு வைரசை வெல்லும் வழிபாரு கோவிட் வைரசை வெல்லும் வழிபாரு தைரியம் தைரியம் போதுமா வைரம் வைடூரியம் வேணுமா வைரியம் தைரியம் போதுமா வைரம் வைடூரியம் வேணுமா ஞான வைராகியம் தேவை ராகமணியை கேளு வைரசை வெல்லும் வழிபாரு கோவில் வைரசை வெல்லும் வழிபாரு கையையும் காலையும் கழுத்தையும் தொண்டை மேயனைத்தையும் சுத்தமே வகுப்போம் சௌகரியம் பாராது சுயமாய் தன்ன தனிமைப்பட்டு கிருமி பரவாமல் தகர்ப்போம் வைரசை வெல்லும் வழிபாறு கோவிட் வைரசை வெல்லும் வழிபாறு வைரசை வெல்லும் வழிபாறு வையத்தை சாய்த்து விடும் சக்தி நுரை புகும் நச்சுயிர்க்கு தந்ததும் மனிதன் ஐயமெழுமுன் துள்ளி நின்று கருத்து வைத்து பைய பையை இதை வீழ்த்தி துணிந்ததும் மனிதன் ஐயமெழுமும் துள்ளி நின்று கருத்து வைத்து பைய பைய இதை வீழ்த்த துணிந்ததும் மனிதன் வைரசை வெல்லும் வழிபாறு கோவில் வைரசை வெல்லும் வழிப்பாரு